ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராக மோனிகா என்பவர் சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கணினியியல் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இன்று காலை கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் ராகமோனிகா சக மாணவி ஒருவரின் விடைத்தாளை பார்த்து தேர்வு எழுதியதாக சொல்லப்படுகிறது இதனை கவனித்த பேராசிரியர் ஒருவர் ராகோனிகாவை கண்டித்து தேர்வு அறையை விட்டு வெளியே அனுப்பியதாக சொல்லப்படுகிறது மேலும் மாணவியை ஆடையை கலையச் சொல்லி அவமதித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்ற ராகமோனிகா तो, तो हाँ आज पार्टी பில்டிங்கா தீ பத்தி எரியணும் மாமா இப்படி இருக்கும் ஏ வைஃபை எடுத்து